வணக்கம் நண்பர்களே குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு மகேஸ்வரா குரு ஷாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ ஓம் குருவே நமக இன்று நாம் பார்க்க போவது உண்டு மேஷ லக்கணத்து செவ்வாய் ஆறாம் இடத்துல இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் தரும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் முதல்ல வந்துட்டு இதை வந்து துல்லியமான பலன்கள் தருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் தாங்க தரும் ஏன்னா இப்போ ஆறாம் பாவத்தில் லக்கினாதிபதி எட்டாம் அதிபதி செவ்வாய் என்ன மாதிரியான பலன்களை தரும் மட்டும் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா அது மற்ற கிரக சேர்க்கை இன்னொரு கிரகத்தின் பார்வை அந்த கிரகம் என்ன சாரத்தில் இருக்குது இன்னும் துல்லியமாக நம்ம போகல அடிப்படை கற்றுக்கொள்பவர்களுக்கு இது எளிமையாக இருக்கும் இந்த ஆறாம் பாவத்தை வச்சு எப்படி பலன் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்காக அதுக்காக தான் இந்த தனி வீடியோ நம்ம போடுறோம் சரிங்களா சரிங்க முதல்ல ஆறாம் பாவம்னா என்னங்க ஆறாம் பாவத்தை சொல் வச்சு நம்ம என்னென்னலாம் நம்ம சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவருக்கு கடன் இருக்குமா இருக்காதா இல்லை வண்ட காலத்தில் கடன் ஏற்படும் அப்புறம் நோயின் தன்மை அறியறது எப்போல்லாம் வந்துட்டு ஹெல்த் இஷ்யூ வரும் எப்போ சில பேருக்கு ஆக்சிடெண்ட் ஆகும் அவங்களுக்கு வந்து நிறைய எதிர்ப்பு கிளம்புமா கிளம்பாதா அவங்கள பற்றி புறம் பேசுபவர்கள் எந்த அளவுக்கு இருப்பாங்க இல்லை அவங்கள வந்து இந்த மிரட்டுனா வீழ்த்த முடியுமா இதெல்லாம் ஆறாம் பாவத்தை வச்சு சொல்லலாம் அப்புறம் வந்து அவங்க மேலே வழக்கு போடுறது அந்த கேஸை வந்து இவங்களால் ஜெயிக்க முடியுமா ஜெயிக்க முடியாதா இல்லை வழக்கு இவங்க மேலே போட்டால் நிற்குமா நிற்காதா அப்புறம் டைவர்ஸ் கேஸு இது டைவர்ஸ் எல்லாமே ஆறாம் பாவம் சரிங்களா அடுத்தது வந்து ஒருவருக்கு வரி வரைகிற வந்து ஒரு ஆபத்தான விஷயங்கள் ஆபத்தான நிலைகள் ஒரு கடன் ஒரு பண நெருக்கடி அப்புறம் ஒரு விஷயம் திருட்டு போகிறது அப்புறம் உங்கள் அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்போ தாய் மாமாவை குறிப்பது உங்கள் தாய் மாமாவோட நிலைமை எந்த மாதிரி இருக்குது இது எல்லாம் அடுத்தது சிறை செல்லுவீங்களா செல்ல மாட்டிங்களா யாருக்கு அந்த இது இருக்குது பிரச்சனை சில பிரச்சனைகள் எப்போ சிறை செல்லும் வாய்ப்பு வரும் இல்லையா அதை இதை வச்சு சொல்லலாம் அடுத்தது அடிமை தொழில் இன்னொரு இடத்துல போயிட்டு நீங்கள் வேலை செய்வீங்களா செய்ய மாட்டிங்களா இல்லை சுயமாக பிஸ்னஸ் செய்வீங்களா இதை வச்சுட்டு வந்து ஒரு ஆறாம் பாவத்தோட நிலைமைகளை நம்ம சொல்ல முடியும் இப்போ ஆறாம் பாவத்தில் இவ்வளோ விஷயங்கள் நம்ம சொல்கிறோன்னா இப்போ செவ்வாய்ங்கிற கிரகம் இப்போ மேஷ லக்கணத்துக்கு லக்கினாதிபதி எட்டாம் அதிபதி செவ்வாய்ங்கிறது வந்து ஆறாம் இடத்துல இருக்கார் அப்படின்னு என்னங்க இந்த செவ்வாயே ஆறாம் இடத்துல போயிட்டு ரொம்ப கெட்ட விஷயமா அப்படின்னு எல்லாருமே நினச்சிப்பாங்க கண்டிப்பாக இல்லை ஆறாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கிறது வந்து ஒரு வகையில் பலம் ஒரு வகையில் பலம் எப்படின்னா இவங்களை யாரையுமே உங்களை வீழ்த்த முடியாது ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப இவங்க மேலே ஒரு கேஸ் போடுறீங்க இவங்களுக்கு இவங்களுக்கே கடன் பிரச்சனை இருக்குது அப்படி எல்லாமே இருந்தாலுமே இவங்க எளிதில் அதிலிருந்து விடுபட்டு வந்துடுவாங்க முதல்ல ஒரு விதி சொல்கிறேன் ஆறாம் பாவங்கிறது வந்து உபஜெயஸ்தானம்னு சொல்லுவோம் சரிங்களா உபஜெயஸ்தானத்தில் ஒன்று மூணு ஆறு பதினொன்றுலாம் ஆறாம் பாவம் உபஜெயஸ்தானம் அப்படி இந்த உபஜெயஸ்தானமான ஆறாம் பாவத்தில் ஏதாவது ஒரு பாபகிரகம் இருக்கணும் சூரியன் செவ்வாய் சனி ராகு இது இந்த பாவகிரகங்கள் ஏதாவது ஒன்று இருக்கணும் அப்படி இருந்தால் இந்த ஆறாம் பாவத்தோட கெடுபலன்கள் குறையும் அப்படி இல்லைன்னா அதை வந்து நம்ம எதிர்த்து போராட போராட முடியும் சரிங்களா அதை எதிர்த்து நம்ம அதிலிருந்து ஆக முடியும் அடுத்தது வந்து சுபகிரகங்கள் இருந்தால் அதோட தன்மையை அதிகரிக்கும் சுபகிரகங்கள் என்னென்னா ஒரு ஜாலி மைண்டடோடு இருக்கிறனால அது பெருசாக கேர் பண்ணிக்காது இதனாலேயே அவங்களுக்கு அந்த கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் எதிரிகள் வம்பு ஏதாவது வழக்கு ஏதாவது ஒரு விஷயம் அதிகமாகிடும் சரிங்களா வேலை இல்லை இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா சுபகிரகங்கள் ஆட்சியாக இருந்துச்சுன்னா இல்லை வந்து ஒரு வலுவாக இருந்துச்சுன்னா வேலையை கண்டிப்பாக இருக்கும் ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க பிரச்சனையை சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க பாபகிரகங்கள் இருந்தால் பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல அது சமாளிக்க முடியும் எளிதில் சமாளிப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் செவ்வாயே இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த செவ்வாய் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நாலு ஏழு எட்டாம் பார்வை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன் அப்படின்னா எட்டாம் பார்வையாக லக்கணத்தையோ லக்கணாதிபதியோ லக்கணத்தையோ பார்க்கும் அப்படின்னா இந்த ஜாரகர் லக்கணாதிபதியே ஆறாம் பாவத்தில் அமர்ந்து எட்டாம் பாவ எட்டாம் பார்வையாக லக்கணத்தை பார்க்குது அப்படின்னா இந்த ஜாதகருக்கே மறைவுத்தன்மைகள் மறைவு ச அதிகமாக ரகசிய நடவடிக்கை அதிகமாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையுமே வெளிப்படையாக இருக்க மாட்டார் முக்கியமாக ஆறாம் பாவம் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயோ அப்புறம் வந்து அவர் வேலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லையோ நிறைய ரகசியங்கள் இருக்கும் சரிங்களா அதில் வந்து எளிதில் கண்டுபிடிக்க முடியாது அடுத்தது நாலாம் பார்வையாக வந்து ஒன்பதாம் பாவத்தை பார்க்குறாரு அப்படின்னா இவர் வந்து அந்த பூர்வீகம் சம்பந்தப்பட்ட நிலை அல்லது தண்டை வழி உறவினர்களால் உறவினர்களால் ஒரு கடன் ச கடன் ஏற்பட வாய்ப்பு உள்ளது அப்படி இல்லைன்னா வழக்கு சந்திக்க வாய்ப்பு உள்ளது சரிங்களா அடுத்தது பன்னிரெண்டாம் பாவம் இவங்களுக்கு இயல்பலையே வந்து இவங்க வேலை வந்து ஒரு வெளிநாட்டில் ஒரு வெளியூரில் போய் அமையணுங்கிற ஒரு ஆசையாக இருக்கும் சரிங்களா இது எல்லாமே வந்து இந்த நாலு ஏழு எட்டாம் பார்வையை வச்சுட்டு நம்ம சொல்கிறோம் சரிங்களா அடுத்தது ஆறாம் பாவத்தின் வலு என்பது வந்து இந்த செவ்வாய் வந்து புதன் இந்த புதன் வீட்டில் அமர்ந்துருக்காரு இந்த புதன் எங்கே அமர்ந்துருக்காரு என்ன நட்சத்திர சாரத்தில் அமர்ந்துருக்காரு இந்த செவ்வாயின் தசை வருகிறதா இல்லை புதனின் தசை வருகிறதா புதனின் புத்தி வருகிறதா இது எல்லாமே வரும்போடுறாங்க ஆறாம் பாவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களால் வந்து ஒரு ஒரு பலன் சொல்ல முடியும் இப்போ உதாரணத்துக்கு வந்து ஆறாம் பாவத்தில் பாசிட்டிவ் என்னென்னா நிறைய பேர் வட்டி விட்டு வட்டி விட்டு வாங்குவது அப்படி விடுறவங்களுக்கு பணம் நிறையா வரும் அப்படின்னா என்னங்க அவங்களுக்கு கடனே வர அவங்க செய்கிற தொழிலே கடன் வாங்குறதான் கடன் கொடுக்குறதான் சரிங்களா ஒரு விஷயத்தை நெகட்டிவான விஷயத்தை பாசிட்டிவாக மாட்டிக்கிறாங்க ஆறாம் பாவமும் இவ்வளோ மோசமாக இருக்கே அப்படின்னா வந்துட்டு நீங்கள் ஆறாம் பாவத்தில் இன்னொரு விஷயம் இருக்குது கவுன்சிலிங் கன்சல்டன்ட் இது எல்லாமே ஆறாம் பாவம் ஒருத்தவங்களுக்கு போய் உதவு வருது தானாக முன்வந்து உதவுவது மருத்துவ செலவு மருத்துவம் சம்மந்தப்பட்ட சிகிச்சை மேற்கொள்வது இது ஆறாம் பாவம்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் இதை அப்படியே பாசிட்டிவாக கன்வெர்ட் பண்ணுங்கள் சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஹெல்ப் சொல்கிறோம் நன்றி ஓம் சிவம்